கொள்ளையடித்துவிட்டு நாடகமாடிய ரயில்வே ஊழியர் கைது சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலைய கொள்ளை வழக்கில் புதிய திருப்பமாக ரயில்வே ஊழியர் டிக்காராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பணத்தை டிக்காராம் தான் தன் மனைவியின் உதவியுடன் கொள்ளையடித்துவிட்டு நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் டிக்கெட் எடுக்க பயணிகள் கவுண்டருக்குச் சென்றபோது அது மூடியிருந்தது அதனால் டிக்கெட் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்தனர் நீண்ட நேரமாக டிக்கெட் கவுண்டர் மூடப்பட்டிருந்ததால் அது தொடர்பாக ரயில்வே காவல் நிலைய போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர் உடனடியாக ரயில்வே போலீசார் அங்கு வந்தனர் அப்போது கதவு உடைக்கப்பட்டிருந்தது கவுண்டருக்குள் ரயில்வே ஊழியர் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தார் அவரின் வாயும் கொள்ளையர்கள் சத்தம் போட முடியாத அளவுக்கு அடைத்திருந்தனர் அதை பார்த்த ரயில்வே போலீசார் உடனடியாக ஊழியரை மீட்டு என்ன நடந்தது என்று விசாரித்தனர் அப்போது மூன்று பேர் கவுண்டருக்குள் வந்து துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டிக்கை கை கால்களை கட்டி போட்டுவிட்டு பணத்தை கொள்ளையடித்து விட்டுச் சென்றதாக தெரிவித்தார் பின்னர் ரயில்வே ஊழியர் டிக்காராம் புகாரளித்ததன் பேரில் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் சம்பவ இடத்துக்கு கைரேகை நிபுணர்களும் மொப்ப நாயும் வரவழைக்கப்பட்டு போலீசார் தடயங்களை சேகரித்தனர் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இல்லாததை கொள்ளையர்கள் பயன்படுத்திக் கொண்டதாக கூறப்பட்டது இதனால் போலீசார் அருகிலிருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் தற்போது இந்த வழக்கில் புதிய திருப்பமாக ரயில்வே ஊழியர் டிக்காராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பணத்தை டிக்காராம் தான் தன் மனைவியின் உதவியுடன் கொள்ளையடித்துவிட்டு நாடகமாடினார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது சிசிடிவி கேமராவில் டிக்காராமின் மனைவி ரயில் நிலையம் வந்து செல்வது பதிவாகியுள்ளது மனைவியை வரவழைத்து தன்னை கட்டிப்போடச் சொல்லி டிக்காராம் இந்த கொள்ளைச் சம்பவத்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது